என்னை கண்டதும் ஏன் நீ ஒழுகிறாய் டோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே உன்னை நீங்கி நான் எங்கே செல்வது உன்னுள்ளம் கையின் ரேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே அடியே என் தேகம் மொத்தம் சுற்றி கொண்ட கொடியே எண்ணம் என்னவோ சகியே எனி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தி தின்னும் கிளி കവിഞ്ഞണം അവളെ സിലൈ വടിപ്പാർ എന്ത കവിഞ്ഞണം അവളെ പാട്ടിൽ വയ്പ്പാർ അന്ന ഇയற்கையும் അവൾ മേൽ കാതൽ കൊള്ളും അവൾ